வணக்கம் நண்பா இது உங்கள் ஆர்ட்ஸ் ஆஃப் தரி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போகிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது கூட வர இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட் தான் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேற என்ன சொல்ல தெரில